ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போச்சமல்லி ஈகா டைப்பில் இருக்கக்கூடிய சில்க் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் இது வந்து fifty percent pure silk and fifty percent pure cotton மிக்சிங்கில் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சில்க் காட்டன் சாரீஸுங்க ஸோ இது பியூர் சில்க்கு ஆட் பண்ணியிருக்கிறதுனால கட்டாயம் இந்த சாரீஸை நீங்கள் ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாதுங்க சாரியுடைய நம்பர் ஃபோர் டபுள் டூ பார்த்துட்ருக்கீங்க பல்லுவன் blouse red colour body of sari background colour white colour top and பாட்டமில் எட்டு இன்ச்சஸ்க்கு உங்களுக்கு சரி பார்டர் வந்துடுதுங்க அந்த பார்டர்லேயுமே டை டிசைன் வருதுங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைன் வித் பார்டரோட வந்துடும் அந்த பார்டரில் வந்து பாடியில் வர மாதிரி டை டிசைன் வராதுங்க பிளைன் பார்டராக வரும் sari number four twenty three பல்லுவன் blouse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 வேணும்னாலும் சரிங்க நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஃபோன் பண்ணி உங்களுக்கு வேணுமான கலெக்ஷன்ஸ் வந்து கடையில் இருக்கா ஷாப்பில் ஷோரூமில் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ரொம்ப பெட்டராக இருக்கும் பல்லுவன் blouse dark green body of sari rani pink சாரியுடைய number four twenty four next sari number four twenty five பல்லுவன் blouse red colour body of sari background colour dark ink blue so எதுக்காக நான் இதை சொல்கிறேன் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறேன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து அப்டேட்ஸ் தாங்க போடுறோம் அதாவது யூடியூப்பில் குரூப் அப்டேட்ஸ் தான் வந்து நம்ம போடுறோம் ஸோ மேக்ஸிமம் சாரீஸ் கலெக்ஷன்ஸ்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அண்டு கலர் உங்களுக்கு வேணும்னாலும் சரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணும்னாலும் சரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வேணும்னாலும் சரி உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸஸ் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் ஆன்லைனில் தாங்க அதிகமான சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஷாப்பில் பார்த்துட்டிங்க அப்படின்னா லெஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க இருக்கும் sari number four twenty six body of sari sky blue பல்லுவன் blouse rani pink colour sari number four twenty six so நீங்கள் ஒன்ஸ் ஷாப்புக்கு அல்லது ஷோரூமுக்கு நேரடியாக வர்றதுக்கு முன்னாடி இங்கே நம்ம போஸ்ட் பண்ணதில் ஏதாவது உங்களுக்கு பர்டிகுலர் டிசைன்ஸ் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சில்க் காட்டன் போச்சம்பள்ளி சில்க் காட்டனில் வேணும் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இல்லை சில்க் சாரீஸில் எஸ்பெஷலி பியூர் சில்கில் ஏதாவது வேணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் தௌசண்ட் புட்டா சாரீஸ் வேணும் அப்படின்னா தௌசண்ட் புட்டா சாரீஸ் வந்து எவ்வளோ கலர்ஸ் வந்து ஷாப்பில் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து பெட்டராக இருக்குங்க டிஸப்பாயின்மெண்ட் ஆகாது ஏன்னா நம்ம மேக்ஸிமம் கலெக்ஷன்ஸ் வந்து ஆன்லைன்லேயே போஸ்ட் பண்ணுறதுனால சில கலெக்ஷன்ஸில் சில கேட்டகரிஸில் வரக்கூடிய சாரீஸை வந்து நம்மளால் ஷோரூமில் வைக்க முடியலைங்க ஏன்னா ஆன்லைன்லேயே மேக்ஸிமம் அந்த சாரீஸ் எல்லாம் வந்து சோல்ட் ஆகிடுறதுனால வைக்க முடியலைங்க sari number four twenty seven body of sari background colour yellow இது வந்து எல்லோ அண்டு க்ரீனோட மிக்ஸ் ஆகிருக்கு pallu and blouse purple next sari sari number four twenty eight body of sari background colour white colour பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்களா உங்களுக்கு ப்ரௌன் மாதிரி வருங்க ஸோ ப்ரௌனோட என்ன இருக்குது அப்படின்னா பிளாக் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணலாங்க கேஷ் ஆன் டெலிவரிலையும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி தரோம் இதுவே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வருங்க அந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் சாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாங்க sari number four two nine body of sari background colour green dark green பல்லுவன் ப்ளவுஸ் ரெட் கலர் அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற சாரீஸ் எல்லாமே ஒவ்வொரு டிசைன்லேயும் ஒவ்வொரு பீஸ் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது மல்டிபிள் பீசஸ் அவைலபிளாக இல்லைங்க ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இமீடியட்டாக புக் பண்ணுங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம இந்த போஸ்டிங் போட்டதுலேருந்து நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அந்த சாரீ உங்களுக்கு கிடைக்குங்க sari number four three zero pallu and blouse உங்களுக்கு பிளாக் um, கலர் மாதிரி வருங்க body of sari background colour sandal colour இந்த சாரீஸுடைய குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கைத்தறியில் சர்வ் பண்ணியிருக்கக்கூடிய சாரீஸுங்க இப்போ நிறைய வந்து போச்சம்பள்ளி டிசைன்ஸ்லேயே பவர்லூம்லேயும் um, வருதுங்க அண்ட் பாலிஸ்டர் மிக்ஸ்லேயும் வருதுங்க ப்ரைஸும்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 நீங்கள் கேட்கும்போது அந்த சாரீ அவைலபிளாக இல்லை அப்படின்னா அனதர் கஸ்டமர் புக்குடுன்னு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா பேமெண்ட் வந்திருந்ததுன்னா சோல்டுங்கிற ரிப்ளை வருங்க sari number four three five பழுவன் blouse purple body of sari background colour dark சாண்டில்ல வருங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து டூ மோர் சாரீஸ் வேணும் two saris three saris four saris வேணும் அப்படின்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிடுங்க ஜஸ்ட்டு நம்பர் மட்டும் சென்ட் பண்ணாமல் அந்த நம்பர்ஸை சென்ட் பண்ணி இப்போ த்ரீ சாரீஸ்னால் த்ரீ சாரீஸும் வேணும் இல்லை டூ சாரீஸ் வேணும்னா டூ சாரீஸ் ஆல்சோ வாண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க அப்போனா தான் எங்களுக்கும் நோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் அதை இன்னொருத்தவங்களுக்கு நம்ம வந்து தவறுதலாக புக் பண்ண மாட்டோம் sari number four three six body of Ink dark ink blue pallu blouse purple இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே 50% percent pure silk fifty percent pure cotton மிக்சிங்கில் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய silk cotton saris three thousand five hundred rupees வருங்க இந்த saris all over India free ஷிப்பிங்கில் நம்ம இந்த சாரீஸ் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் ப்ரீ பேமெண்ட்டில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா சாரியுடைய price three thousand five hundred மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் அனுப்பிவிடுறோம் இதுவே கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிங்கன்னா ஒரு சாரி தான் புக் பண்ண முடியுங்க அதுக்குமே three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே நீங்கள் பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் சாரியுடைய number four thirty seven body of sari red colour பலூன் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா ஸ்கை ப்ளூவோட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ டிஃப்ரெண்ட் டோனாக வரும் sari number four three eight பல்லுவன் blouse black body of sari background colour உங்களுக்கு ப்ளூ காப்பர் சல்ஃபேட் ப்ளூவில் வருதுங்க இந்த வீடியோலையே நியர்லி டுவெண்ட்டி சாரீஸ் வந்து நம்ம ஷோ பண்ணுறோம் வேணுங்கிறவங்க இம்மிடியேட்டாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணுங்கள் அண்டு நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே அந்த டைட்டிலில் நம்ம டேட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோங்க எதுக்காக அப்படின்னா ஸோ ஓல்டு அப்டேட்டாக இருந்தது அப்படின்னா அந்த சாரீஸ் கண்டிப்பாக மேக்ஸிமம் அவைலபிள் இருக்காதுங்க ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் லேட்டஸ்ட்டாக போட்டதாக இருந்ததுன்னா மேபி நீங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணலாம் மேபி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ரெண்டு சாரீஸ் அவைலபிள் இருக்க சான்சஸ் இருக்கும் ஆனால் one month ago two month ago one year ago இந்த போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய சாரீஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவைலபிள் இருக்காதுங்க sari number four thirty nine பல்லுவன் ப்ளவுஸ் உங்களுக்கு ப்ளூ um, இந்த ப்ளூலேயே கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் ஆகிருக்குங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் body of sari background colour sandal colour next sari number four forty body of sari parrot green and blouse black நான் இந்த செட்டில் சொன்ன சொன்ன எல்லா பிளாக்குமே பார்த்துட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பிளாக்காக இல்லைங்க ஸோ கொஞ்சம் என்ன இருக்குது அப்படின்னா மிக்ஸ் ஆகுது ஆனால் உங்களுக்கு மேலோட்டமாக பார்க்குறதுக்கு அது பிளாக்காக தான் தெரியும் ஆனால் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் பிளாக்காக இல்லைங்க next sari sari number double four one body of sari background colour ink ப்ளூவில் வந்துடுதுங்க பல்லுவன் ப்ளவுஸ் க்ரீன் டார்க் க்ரீனில் வருது சாரியுடைய நம்பர் டபுள் ஃபோர் ஒன் இந்த வீடியோவில் பார்த்த ஏதாவது சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வேணும்னா மட்டுமே புக் பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த சாரீ புக் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அது பண்ணலாம் ப்ரீபேமெண்ட்னா சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் பே பண்ணிக்கலாம் இல்லை கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் என்னவோ அது நீங்கள் பே பண்ணிக்கலாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்